வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி சமையலுக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க அது ரெண்டுமே நல்லா எண்ணெயில் பொரியணும் பொரிஞ்சதுனால தான் நல்லா வாசனையாக இருக்கும் பொரிஞ்சோன்னே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் போட்டு சமைச்சு காட்டுறேன் நல்லா கண்ணாடி மாதிரி வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும் பாருங்கள் நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா மூடி வச்சு தக்காளியே இல்லாத அளவுக்கு நல்லா கரைஞ்சி வேக விட்டுக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும் பார்த்தீங்களா தக்காளி மூணு பீஸ் எதுவுமே இல்லை இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனு அரை கிலோ சிக்கன் நார்மல் பீஸ் தான் நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதில் வேறு எதுவுமே நம்ம போடலை வெறும் மிளகாய் மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம போட்டு நல்லா கலந்து விடுறோம் நல்லா எல்லா பீஸ்லேயும் இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி எல்லா பீஸ்லேயும் இந்த மிளகாத்தூள் போடுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம நல்லா ட்ரையாக தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் சிக்கன் நல்லா ஜூஸியாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் வாங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுங்க சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் கருவேப்பிலை வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அரை கிலோ சிக்கனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் சேர்க்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காயவும் அதில் கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய அரைஞ்சோன்னு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சோட போட்டு நல்லா மொறு மொறுன்னு இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும் பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்னு இந்த அளவு வறுத்துட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா கையிலேயே உங்களுக்கு நொறுங்கிடும் இங்கே பாருங்கள் நான் இப்போ சூடாவே எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயிலேயே பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்துருச்சு நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா வீட்டில் வறுத்துட்டு நர நரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோம் இல்லையா கையிலேயே நுண்ணிக்கிட்டு தான் எடுத்திருக்கோம் இதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க நான் எங்கள் வீட்டில் இப்போது மைல்டாக செஞ்சுருக்கேன் நீங்கள் இதில் இதை மாதிரி ரெண்டு மடங்கு கருவேப்பிலை சேர்த்து செய்யலாம் பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க அதே மாதிரி இதை மாதிரி சேர்க்கறதுனால உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே வராது ஏன்னா நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்சிடுறோம் இல்லையா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கருவேப்பிலை வந்து ஃபுல்லாக எல்லா பீஸ்லேயும் படுற அளவுக்கு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக பீஸும் கலந்தாச்சு இது பார்க்கும்போதே நல்லா அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக